இன்றைக்கி நம்ம பச்சரிசி கடை மாவில் வந்து இடியாப்பம் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே எங்கள் சேனலில் வந்து பச்சரிசி அரைச்சி எப்படி இடியாப்பம் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தோம் இன்றைக்கி வந்து கடை மாவில் வந்து ஈஸியாக இடியாப்பம் சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின மாவு இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி வந்து சூடாயிட்ருக்கு இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பின்னாடி வந்து நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொச்சிடுச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து அந்த மாவு பசைஞ்சிக்கலாம் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விடுங்க ஏன்னா சூடாக இருக்கும் இல்லைன்னா இப்போ நல்லா சூடாக வந்து தண்ணி ஊற்றி இது மாதிரி வந்து கலக்கியாச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே கொஞ்சம் ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம் இது மூடி வச்சுருங்க இப்போ மாவு நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த முறுக்காச்சில் வந்து இடியாப்பம் சின்ன பிளேட் போட்டிருக்கேன் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற பிளேட் அதில் வந்து நம்ம வந்து மாவை போட்டு நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம் இப்போ இடியாப்ப தட்டில் வந்து நம்ம பிழிஞ்சுட்டோம் இப்போ ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் தண்ணி பாயில் ஆன உடனே இதை வச்சோன்னா லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து இது கடை மாவில் வா பண்ணது அரிசி மாவு கடையில் வாங்கினது அதுலேயும் நல்லா தான் வந்திருக்கு நீங்களும் வந்து இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் வேறு ரெசிபீஸும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்